குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டஷ்மஸ்ரீ ஓம் குருவே நம்ப ஓம் சிவோம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒன்று கடக லக்கினத்தில் சந்திரன் ஆட்சியாக இருந்தால் அதனுடைய பலன் என்ன இது பொதுவாக நீங்கள் வந்து கடக ராசிக்கும் எடுத்துக்கலாம் கடக லக்கணத்தில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கும் எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே பொருண்டும் முதல்ல லக்கிராதிபதி வலிமையாக இருக்குது பிறகு வந்து அந்த சந்திரன் வந்து வலதுபிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா அதற்குரிய பலன் கண்டிப்பாக மாறுபடுங்க அதேமாதிரி அந்த சந்திரனின் காரகத்துவங்கள் என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன் சந்திரன்னா என்னது ஒரு ஒரு அழகு உணர்ச்சியை சொல்லுறதான் சந்திரன் உணவு சம்மந்தப்பட்டது எல்லாமே சந்திரன் நீர் அதெல்லாமே சந்திரன் பால் அப்புறம் கதை கவிதை இந்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே சந்திரன் ஆதிக்கத்தில் வருவாங்க ஒரு கற்பனா சக்தி அது சந்திரன் ஒரு தாய்மை உணர்வு சரிங்களா அதனால தான் தாயை வந்து சந்திரன் ஒரு காரகத்துவத்தை வந்து ஒப்பிட்டு சொல்கிறோம் மனதை உங்களுடைய மனதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன் அதனால தான் சொல்கிறோம் வளர்பிறை சண்டர்னால்டா அவங்க எடுக்கக்கூடிய முடிவு ரெண்டு ரொம்ப சரியாக இருக்கும் யோசித்து நிராணித்து எப்படி எடுக்கணும்னு முடிவு எடுப்பாங்க தேய்பிரை சண்டர்னால்டாண்டெல்லாம் பழிவாங்கும் எண்ணம் ஒரு முடிவை தவறாக எடுக்கிறது தற்கொலைக்கு போ அந்த மாதிரி தேய்பிரை சண்டர்னா அந்த மாதிரி வேலையை பார்க்கும் அது எல்லாமே இயல்பாகவே சந்திரன் லக்கணத்தில் வலிமையாக இருக்கிறவங்க கடக லக்கணத்திலே இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யும் குணம் இயல்பாகவே அவங்களுக்கு அதிகமாக வருதுங்க அதாவது அந்த தாய்மை உணர்வுன்னு சொல்கிறேன்ல யாரை பார்த்தாலும் டக்குன்னு உங்களுக்கு உதவி செய்யலாமே ஒரு கருணை பாசம் ரொம்ப ஒரு பா ஒருத்தட்ட பழகிட்டாங்கன்னா ரொம்ப பாசம் வச்சுருவாங்க அதிகமான பாசம் ஒரு மோசமான பின்விளைவுகளை தான் என்றைக்குமே கொண்டு வந்துருக்கு இவங்க அதே மாதிரி தான் அந்த பாசம் அந்த பிணைப்புங்கிறதுல அவங்க ரொம்ப பிணைப்பு பிணைல கடைசியில் ஒரு அவங்கக்கிட்ட வந்து ஒரு சிறு சொல் ஒரு தவறான சொல் வந்துட்டாலும் அவங்களால் பொறுத்துக்க முடியாது அழுவ ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிருவாங்க இல்லைன்னா அதில் பல நேரங்களில் பிரிவு நம்மளை தவறான முடிவுக்கு ஒரு போக வைக்குது இவங்க மற்றவங்ககிட்ட பேசும்போதே இவங்க வந்து அடுத்தவங்க கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க கண்ட்ரோல் பண்ண செவ்வாய் மாதிரி அப்படியே அதிகார தோரணையில் இவங்க பேச்சு அன்பால் இவங்க பேச்சு இருக்கும் அன்புக்கு கட்டுப்படுத்துகிறவங்களாக இவங்க கூடவே இருப்பாங்க இவங்க பேச்சாலேயே அந்த அளவுக்கு உங்களை வந்து அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க இவங்களுக்கு இயல்பாகவே சமைக்கும் திறன் சில பேருக்கு சமைக்கும் திறன் அப்புறம் எங்கள் எழுதுறது கவிதை எழுதுறது அப்புறம் பாட்டு பாடுறது இன்னுமே கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டெக்கரேஷன் பண்ணுறதுல ஆர்வம் இயல்பாகவே அவங்களுக்கு வருது அதுவும் ரொம்ப நல்ல சில பேர் நல்லாவும் பண்ணுறாங்க இவங்க குடும்பத்திலேயே சில பேர் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் நீர் சம்மந்தப்பட்ட தொழிலில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இல்லைன்னா பியூட்டிஷியன் டெக்கரேஷன் பண்ணுற தொழிலில் யாராவது ஒரு கனெக்ஷன் இவங்க குடும்பத்துக்குள்ளாரியே ஒரு இருக்கணும் இல்லை இவங்களாவே அப்படி இருப்பாங்க இது எப்போ சரியாக போடுனா கடக லக்கணத்தில் சந்திரன் இரண்டு எந்த கிரகங்களின் பார்வையும் இந்த சந்திரன் மேலே படாமல் இருந்தால் நிச்சயமாக பொருந்துங்க அவங்க இயல்பாகவே அவங்க முகம் தேஜஸாக இருக்குன்னு சொன்னேன் ஏன்னா அவராக ஒரு அழகு சந்திரனுங்கிறது ஒன்று அழகு ஒரு அழகு சார்ந்த கிரகம் அதில் வந்துட்டு லக்கணத்திலே இருக்கும்போது நீங்கள் கருப்போ செவப்போ வெள்ளையோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு பொலிவுங்கிறது இருக்கும் உங்களை பார்த்தோன்னே நிறைய பேர் ஒரு கம்பீரமான தோற்றங்கிறது செவ்வாய்க்கு கொடுக்கும் ஆனால் இது வந்துட்டு ரொம்ப ஒரு அன்பானவை ஒரு பார்த்தோன்னே ஒரு ஈர்ப்பு ஏற்படணும்ல அதுதான் வந்துட்டு இந்த சந்தனம் கொடுக்கும் இவங்களுக்கு வந்து அம்மா மேலே இந்த வீட்டு உறவினர்கள் மேலே இயல்பாகவே பாசம் அதிகமாக இருக்கும் சரிங்களா லக்கணத்தில் சண்டரை மட்டும் எந்த பார்வையும் இல்லாமல் இருக்கும்போது அதை தெளிவுபடுத்திக்கோங்க சரிங்களா வீட்டுக்கு போகணும் இல்லை அம்மா அப்பாவை பார்க்கணும் அவங்களுக்காக நம்ம எல்லோரும் செய்யணும் அடுத்தவங்களுக்காகவே நினச்சிட்டே இருக்கிறவங்க தான் இந்த கடற்கடக்கணும் கலக்கராசிக்காரங்க தனக்காக ஒன்றும் பண்ணிப்பாங்களா அது அடுத்த விஷயம் மற்றவங்களுக்காக நல்லா இருக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இவங்க பல நேரங்களில் இவங்களுக்கு வந்து மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்புறம் உடல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இயல்பாகவே எங்களுக்கு அதிகமாக வருதுங்க இவங்களோட ஒரு சொல் இன்றைக்கி சொல்கிறாங்கன்னா நாளைக்கு யார் அப்படியே மாற்றி பேசுவோம் மாற்றி பேசுவாங்கன்னா தப்பாக பேசுவாங்க அப்படி இல்லை அது குழப்பத்திலே இருப்பாங்க ஒரு முடிவு எடுத்துகிட்டு நாளைக்கு ஒரு பத்து நாள் இருபது நாள் கழிச்சு மாறி போயிடும் ஏன்னா சந்திரனோட காரகத்துவமே பாருங்களேன் தேய் பிறை பதினைந்து நாளுக்கு ஒரு முறை அந்த வளருகிறது தேய்கிறது அந்த மாதிரி ஒரு காரகத்துவம் சந்திரனுக்கே இருக்கிறதுனால இந்த லக்கணத்தில் அந்த ஆதிக்கம் கொண்டவங்களுக்கும் இயல்பாகவே அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் இது எடுத்துட்டோமே நைட் யோசிச்சு வீட்டார் மாற்றிக்கலாமே அப்படின்னு சொல்லி நைட்டார் மாற்றிடுவாங்க அதனால தான் பல நேரங்களில் இவர்களுக்கு இவங்க வந்து தோல்வியை தள்ளிட்டு ம மற்றவங்களுக்காக இவங்க உதவி செஞ்சுடுவாங்க ம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு கெட்ட பேரும் இவங்க இயல்பாக வாங்கிக்கிறாங்க இந்த சந்திரன் வந்து ஆயுள் நட்சத்திரத்துலேயோ பூச நட்சத்திரத்துலேயோ இருக்கும்போது பல நேரங்களில் வந்து இந்த ஆயுள் நட்சத்திரத்தில் இருக்கும்போது டக்குன்னு வந்து முகத்தை காமிச்சிடுவாங்க இவங்க வந்து அவ்வளோ பாசம் அன் அன்பாக இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க டக்குன்னு ஒரு முகத்தை காமிச்சிடுவாங்க அடுத்தவங்க கிட்ட இருந்து ஒரு கெட்ட பேரும் இயல்பாக இவங்க வாங்கிக்கிடுவாங்க இவங்களாலே இவங்க பாசமும் காமிப்பாங்க மூஞ்சையும் காமிச்சிடுவாங்க அந்த மாதிரி கேரக்டர் இந்த பூஜை நட்சத்திரத்துலேயும் ஆயுத நட்சத்திரத்தில் இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் யாராவது ஒரு டாக்டரோ இல்லை சைக்காலஜிஸ்டோ இல்லை மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போரோ யாராவது ஒருத்தர் இருப்பாங்க ஏன்னா ஒரு கெட்ட விஷயங்களுக்கு தீய விஷயங்களை வந்து இவங்க வந்து குணப்படுத்துகிற சக்தி வந்து இந்த கடக லக்கணத்தில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு இருக்குது மருத்துவ தொழில் என்னது ஒரு மருத்துவ ஒரு மருந்தால் ஒருத்தர் ஒரு ஒரு உன் நோயை குணப்படுத்துறது சைக்காலஜி மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து ஒரு க்யூர் பண்ணுறது அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷர் இதெல்லாம் வந்து சந்திரன் கால தூரத்தில் வரும் ஏன்னா சந்திரனுங்கிற ஒரு மனதை குறிக்கக்கூடியது இந்த மனம்ங்கிறத மட்டும் நம்ம வலிமைப்படுத்திட்டா உலகத்தில் அந்த கர்மா இருக்குல்ல அந்த கர்மாவையே நாம் ஒரு ஜெயிக்கும் சக்தி நமக்கு கிடைக்குங்க சந்திரன் யாருக்கு ஒருவருக்கு பலம் பலமற்று இருக்கிறாரோ இல்லை பலவீனப்பட்டு இருந்து அது இன்னும் அவங்களே பலப்படுத்தி பலவீனப்படுத்திக்கிறாங்களோ ஜோரிடம் அவர்களுக்கு பழிக்காது என்றே சொல் ஜோதிடம் பழிக்காதுன்னா எப்படி சொல்கிறதுன்னா எனக்கு உனக்கு இந்த பலனாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டா தப்பாகவே சுற்றி சொல்கிறான்னு வைங்க அவங்க அப்படியே நம்ப இவங்க அப்படியே நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க சண்டையன் பலவீனப்படுறவங்க ஐயோ அப்படி தான் அப்படி தான் நடந்துடும் இந்த உனக்கு இந்த பலன் நடக்கும் நாளைக்கு இந்த நோய் வரும்னு ஒருத்தர் சண்டன் பலமாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் வண்டா வந்துட்டு போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு தைரியம் கொண்டவர்களுக்கு அந்த நோயே வந்துட்டு எதிர்க்கும் சக்தி வந்து சமாளிக்கும் சக்தியோட அவங்க வந்து ஒரு நல்ல குணங்களாக நல் நல்லா இருப்பாங்க எந்த பிரச்சனையும் நோயாக பண்ணாது அண்ட் இதுதான் ஒரு மனதின் பலம் ஒரு மனம் பலமாக இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரிலாம் ஒரு கர்மாவே வெல்லும் ஒரு சக்தி கிடைக்கிது பார்த்தீங்களா அதாவது அந்த கர்மாவே வெல்றோன்னா அந்த கர்மாவே மாற்றி அமைக்கிறோன்னு இல்லை அதை சமாளிச்சுட்டு வெளியே வரும் பல பேரால் இந்த மனம் இந்த சந்திரன் பலமாக இல்லாதவங்களால் சமாளிக்க கூட முடியல அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு சந்திரன் வந்து ஒரு பிரயாணம் அதாவது இவங்களுக்கு வந்து அழகு சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு குளிர்ச்சியான பிரதேசம் அப்போ நீர் சம்மந்தப்பட்ட இடம் ஒரு சுற்றுலா பயணிங்க இவங்க வந்து ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கணும் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படியே ஒரு ரசனைவாதிகள்னு சொல்லலாம் அப்படியே ரசனை இவங்களை அப்படியே உங்களை பார்த்து இப்படி இருக்கும் கதை கவிதை அப்படியே எழுத்தாளர் எழுத்தாளன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க ஒரு விஷயத்தை ரசித்து ஒரு சில நேரத்தில் எழுத்தாளர் பைத்திரிகாரன்னு சொல்லுவோம் அதுக்கு என்னென்னா அவங்க வாழ்க்கையை வேறு வேறு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க சரிங்களா அதே மாதிரி தான் இவங்களும் மனிதர்களை வேறு வேறு கண்ணோட்டத்தில் இவங்க பார்ப்பாங்க இவங்க சுற்றிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை சுகவாசிகள் என்ஜாய் பண்ணணும் என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கையை என்றைக்குமே அழுக வேண்டிய நேரத்தில் நல்லா அழுது தீக்கணும் அந்த மாதிரி கேரக்டர் இவங்கலாம் ஒரு பொண்ணையோ பையனையோ நீங்கள் லவ் பண்ணணும் திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கடகலக்கணத்தில் சந்திரன் இருக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஆனால் அந்த சன் மறுபடியும் சொல்கிறேன் சந்திரன் தேய்பெரியாக இருக்கக்கூடாது மற்ற கிரகங்களின் பார்வையை பட்டுட்டா நான் சொன்ன பலன் எல்லாமே அப்படியே மாறிடும் ஒன்று கூட உங்களுக்குலாம் பொருண்டாரு அப்படிலாம் அப்படி பார்த்தா தேய்பெரிய சண்டிரன் தான் நான் சொன்னதில் இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி நல்லதும் செய்வாங்க பாசமும் இருப்பாங்க அதை அப்படியே திருப்பியும் வாங்கிப்பாங்க சரிங்களா அந்த நேரத்துக்கு தோண்டமே அந்த சண்டனை வந்து பயன்படுத்திக்கும் சண்டன் தேய்பிரை சண்டன் இருக்கும்போது அவங்க பழி வாங்க கூட இயல்புலேயே வருது ஒருத்தர் கெட்ட சொல்லிட்டாங்களா அது திருப்பி ஒரு நாள் அவங்க உங்ககிட்ட கொடுத்துட்டு தான் போவாங்க ராகுவோட சேர்ந்தால் இன்னும் சூப்பர் உங்களை வச்சு செஞ்சுட்டு தான் போவாங்க ராகுவோட சேர்ந்ததெல்லாம் பார்த்தா முன்னாடியே ஒரு தனியாகவே ஒரு பதிவு போடுறீங்க அதை பார்த்துக்குங்க ஏன்னா அதில் நீங்கள் குழப்ப வேணாம் சந்திரனை பலப்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து என்றைக்குமே புத்தகங்கள் நிறையா படிங்க சரிங்களா புத்தகங்கள் படிங்க அப்புறம் நீர் சம்மந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்ட ஒரு உணவு பால் இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக உட்கொள்ளுங்கள் இப்போ உங்களுக்கு மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பல பேருக்கு நிறையா ஏற்படுதுன்னா அந்த நீர் சூழ்ந்த இடம் ஒரு வந்து ஒரு கார்டனுக்கு இல்லைன்னா வந்து அந்த கொடைக்கானல் ஊட்டி இந்த கேரளா இது எல்லாமே ஒரு நீரின் ஒரு நீர் சூழ்ந்த பகுதி எல்லாமே இல்லைன்னா அந்த கா அந்த இலையே இந்த மரம் இதில் அதோட ஆதிக்கம் வந்து அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு குளிர்ச்சி பிரதேசம் அதெல்லாம் சந்திரன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற இடம் சரிங்களா இதை நீங்கள் பார்க்க பார்க்க அந்த இடம் இருக்கும் பாரு உங்கள் மனம் அமைதி பெறும் தெளிவான முடிவு உங்களை யோசிக்க முடியும் சிந்திக்க முடியும் பல பேருக்கு வந்து தவறான சந்திரன் வந்து தவறாக பாதிக்கப்பட்டிருக்கும் போது இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ம உங்கள் வந்து சந்திரன் வலிமைப்படும் சரிங்களா தீயிலிருந்து நீங்கள் தப்பிக்க ஒரு வழி பிறக்கும் சரிங்களா நன்றி ஓம் சிவ ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஷ்மஸ்ரீ ஓம் குருவே நம்ப ஓம் சிவ ஓம் வணக்கம் நண்பர்களே